Ashram Nirad, what and executive members and members of Bahasa are my dear students. Very warm and good morning to everybody, and I feel happy. All the girls and ladies, they must be courageous enough to say that that is being happened to me also. Once you disclose this Natural to any one of us, then only they will take immediate action. Internal Complaints Committee is there. Women's cell is so active. Every department has exclusive member from women's cell They usually have some program, some activities to you, and you can really interact with them. அந்த குழந்தை இந்த நாமக்கல் குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதன் முன்னால் அவன் அந்த அந்த குழந்தையை விரட்டுகிறான் அந்த படம் விளக்கும் போது அந்த பிள்ளையை விரட்டுறான் மற்ற விஷயங்களில் உங்களை அது துன்புறுத்தி விடக்கூடாது இப்படி பெண்களுக்காக அரசியலமைப்பு சாதன திட்டம் கொடுத்த அந்த அடிப்படை உருவாக்கப்பட்ட நடந்து கொண்டே இருக்கிறது பெண்களுக்கு கொடுமைகள் இழக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஒரு இடத்துல பேசணும்னு சொன்னேன் அதனால சட்டத்தினுடைய கருத்துக்கள் பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன் ஒரு கணவன் பார்த்து சரி என்ன காசு கொடுத்தா மனைவி மாதிரி காவியா அப்படின்னு பேசிவிட்டால் போதும் அந்த நிர்பயா வழக்கிற்கு கூட அந்த விருதுகள் வழிவகுப்புனா வழக்கு தேவை ஒவ்வொரு சட்டமும் விருதுகளுக்கு ஒரு நோக்கம் சட்டமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் அதுக்கு நோக்கம் அந்த நிர்பயா வழக்கிற்கு அப்புறம் தான் இளநீதி சட்டத்தில் சில திருத்தங்கள் கொடுக்குறாங்க இல்லைன்னா சின்ன பையன் அப்புறம் தான் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமை மாறி சின்ன பையனாக இருந்தாலும் அவர்கள் பொறுமையான திருத்தங்கள் செய்தார்கள் சொன்னாங்க மூணாவது கிளாஸ் பண்ணாங்க டீச்சராக போனாங்க சாதாரண குற்றம் மூணு வருஷத்துக்கு கீழே தண்டனை இருந்தால் சாதாரண குற்றம் ஏழு அப்படின்னு சொன்னா கடு குற்றம் ஏழு வருஷத்துக்கு மேலாம் பொது குற்றம் சீரியஸ் அஃபன்ஸ் கெட்டி சீரியஸ் நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அலுவலர்களுக்கு நிறைய இடத்துல கஷ்டப்படுறோம் அவங்களே தெரியாது இப்படி எல்லா கட்டணம் சட்டங்களும் பெண்களுக்கு கட்டணம் இருக்கிறது என்பதை எதிர்த்து சொல்ல முடியாது ஒரு கடமை ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது இங்கே வந்து யாராக இருக்கிறது மாற்றம் இங்கே கூட விசாரிக்கிறது உங்களுடைய உத்தரவு சொன்னால் முன்னாடியாக முதல்வர் சொன்னார் அப்படியே பயன்படுகிறது தூது வண்டி ஓட்டுறது அந்த பிரச்சனை பாருங்க பையன் வந்து கொடுத்தாரு தம்பி வயசு வரலையே விடுறாங்க என்ன பண்ணாங்க நான் வந்து கேட்டரிங் படிக்கிறேன் சார் அப்போ அவங்க அம்மா கொடுத்தாரு என்னமா பையன் கேட்டரிங் படிக்கிறேன் பையன் அப்படியே படிக்கிறேன் அப்படின்னு அந்த மாட்டேன் சார் அது வந்து அவன் கேட்டரிங் போறான் அவன் வந்து கேட்டரிங் போறது வண்டி சுத்தமா வாங்கி போடுறதுக்கு தான் போறான் எனக்கு சமூகத்தில் இருக்கும் எங்கேயோ நடக்கிறதுக்காக நான் கண்ணை முடிவிட்டு போக முடியாது அதை தடுக்க வேண்டிய தலைமை எனக்கு ஒரு போலீஸ் விசிபிள்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அந்த இடத்துல பேசுறதுக்காக இல்லை பர்சனல் எடுத்து கொடுத்தாங்க அப்போ பேசக்கூடிய உடனே உடனே ஒரு போலீஸ் கருத்து சொன்னாங்க சார் நீங்க சொல்லிருக்கீங்க நாளைக்கு நாங்க அவங்க ஏதாவது சின்ன பையங்க உடனே ஏதாவது பண்ணிடுறாங்க எங்க நடத்துல நட போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சட்டம் திருமணம் அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு நம்ம வயசும் அவங்களுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பத்து வயசு முடியல வந்து நிற்கிறாங்க எனக்கு வயசு பிறந்துருச்சு முடியுது கூட தெரியல பதினெட்டு வயசு முடிஞ்சாதான் சட்ட பேர் திரும்ப தெரியும் அதுவும் ஒரு வயசு ஆக போறாங்க ஆனா இதுல பாதிக்கப்பட்டது தொடர்பான பெற்றோர் தான் நிறைய எழுதிட்டே இருக்கும் பதினெட்டு முப்பது வயசு அனுமதி நடவடிக்கை மட்டும் தான் எடுக்க முடியும் ஆமா வந்து என்ன மரண தண்டனை தண்டனையே மரண தண்டனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அது முடிச்சு போறீங்க ஒரு வெளியே வராம ஒரு நாள் இருந்து நாள் கூட நீங்க அறையில இருந்து பாருங்க இருந்து பாருங்க எவ்வளவு நம்ம கஷ்டம் தெரியும் ஆனா எல்லாமே வசதிகள் இருக்கிற சிறை வந்து எது இருக்கு எப்படின்னா எந்த ஒரு இருக்காது சிறைங்கிறது அதுக்கு அதுக்கு பார்க்கலாம் இருந்தாலும் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம நிறைய செலவு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கறி சாப்பாடுலாம் உள்ள போடுறாங்க அவங்க ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் ஏதோ ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படி தானே மேம் இருக்காங்க பேசுறீங்க நான் போஸ்ட் காலேஜ் பேசுகிறேன் இந்த அட்ரஸ்ல தனியாக எனக்கு பிரச்சனை பண்றாரு அவங்க வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பத்து நிமிஷத்தில் போலீஸ் சிவகாசி ஈஸ்ட் போலீஸ் அது அப்போ அவங்க சிவகாசி இது கண்ட்ரோல் சொல்லிடுவாங்க அவங்க ஓப்பன் மைண்ட்லேயே சொல்லுவாங்க ஃபோனில் கூட கிடையாது ஓப்பன் மைண்ட்லேயே கொடுப்பாங்க போஸ்ட் காலில் பிரச்சனையா அவங்க ஈகில் ஈகிலே தனியாக ஒரு போலீஸ் இருக்காது ஈகில் சொல்லி நம்ம ஊரில் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஈகில் போலீஸ் இருக்காங்க ஏரியாவில் ரெண்டு போலீஸ் இவங்களை இன்னும் நிறுத்திட்டு இருக்காங்க கூட்டி மாறி மாதிரி வரவங்க அவங்க இருக்காங்க அது போக நடக்கணும் இல்லையா ஹெல்ப்லைன்காக தனியாக ஒரு தெரியாது கவர்மெண்ட் தான் இந்தியா அம்பேத்கர் வந்து சொன்னாங்க இல்லையா அம்பேத்கரோட அரசியல் சாசன சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தது அது மாதிரி வந்து அந்தந்த கவர்மெண்டால் உங்களுக்கு ஸ்பெஷல் லோக்கல் அசட்டெல்லாம் இந்த போக்சோட வந்து கொண்டு வந்த சட்டம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சம்பவம் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுப்பாங்க வந்து on behalf of our sir, express my sincere thanks to sir first. Then uh, we express my sincere thanks to our beloved principal Dr. Shri Ashok sir. Uh, myself and our coordinator, both of them approached sir. Uh, we had to invite two members, uh, Mrs. Tilagarama and uh, uh, Mr. Rudam Krishna, and we immediately accepted uh, our uh, nomination. So, and the uh, management members. They,